பஜார் தான் பார்க்க போகிறீங்க பாம்பே பஜார் தான் என்னென்னா இந்த ஊரில் யூஎஸில் வந்து இந்தியன் ஸ்டோர் சொல்லுவாங்க இந்தியன் ஸ்டோர்னால் நம்ம ஊரில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் கிடைக்கும் என்னென்ன பருப்பு அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் நம்ம ஊர் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஸ்டோரில் கிடைக்கும் ஸோ நம்ம அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஹலோ மேடம் ரவம் வந்து ஃபோர் எல்பி ஃபோர் எல்பின்னா அது thousand eight hundred grams four point nine nine dollars நம்ம ஊருக்கு நீங்க கம்பேர் பண்ணா எவ்வளவு வரும் பிரைஸ் டிஃபரன்ஸ் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இங்கே பாருங்கள் ரைஸ் ஃப்ளோர் எல்லாமே இருக்கும் இது ராகி ரைஸ் ஃப்ளோர் கொஞ்சம் ரேட் மட்டும் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்தியாவிலேருந்து வரதுனால இது Rodi Anil ah, Semio. இங்கே பாருங்கள் இட்லி தோசை பொடி வீட்டில் ஒன் கேஜி இது கூட ரெடிமேடாக கிடைக்குது இது இப்போ நம்ம என்ன இன்னைக்கு என்னென்ன வாங்க போகிறோம்னா ரவை அப்புறம் அந்த ரவை இன்னும் வாங்கிட்டு இருக்கேன் அப்புறம் கோதுமை கோ ரோஸ்டட் ரவா இது அப்புறம் வாரத்தில் எத்தனை நாள் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு தெரியல உப்புமாவும் வேண்டாம் பொங்கலும் வேணும் என்னப்பா நம்ம ஊர்ல தேங்காய்லாம் திருவோம் இங்க பாருங்க தேங்காய் திருவி ரெடிமேடாவே இருக்கு நம்ம இதை அப்படியே வந்து ஓவன்ல வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஆனா இது கொஞ்சம் வச்சிருக்கிறது ஆமா ஃப்ரெஷ் இல்ல ஃப்ரெஷ் தான் திரு ஃப்ரீசரில் வச்சு நம்ம கொடுக்குறோம் நம்ம ஊரில் இதெல்லாம் ரொம்ப கம்மியாவே கிடைக்கும் ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் நல்லா இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி Eighty-one percent. Yeah. பொரி பொரி பொரி பொரி பொரி பொரி இதுல பவுடரும் எவ்வளோ ரேட்டு பாரு பொரி பொரியெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் எப்படி ஃபோர் டாலர்னா நானூறுரூபா கிட்ட நம்ம ஊர் ரேட்டுக்கு நானூறுரூபா நம்ம ஊர் காஃபி பவுடர் காஃபி பவுடர் எல்லாமே நம்ம காஃபியாக இருக்கும் ஊர்லேருந்து வரதுனால இது டென் டாலர்னா தௌசண்ட் ருபீஸ் கிட்ட ஊர் காஸ்ட் தௌசண்ட் இந்த அரசு ஸ்டோக்கு கூட வாங்கிட்டு பார்த்தீங்க அந்த அரசு இது வந்து two point four nine two fifty rupees கிட்ட சப்பாத்திலாம் ரெடிமேடா நம்ம அப்படியே போயிட்டு ஃபேன்ல போட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான் சப்பாத்தி அடையார் ஆனந்த பவன் வந்து இங்க பாரு ஸ்வீட் இதெல்லாம் நம்ம ஊர் ஸ்வீட் ஆதிதா நம்ம ஊர் sweet Bombay halwa cashew nut halwa wheat அல்வாலாம் இருக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கு Bombay halwa Bombay halwa fourteen point nine nine dollar जाएंगे जाएंगे நம்ம ஊரில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இங்கே பாருங்கள் ஹோட்டலில் போட்டு விற்கிறாங்க வந்து கொஞ்சம் நம்ம ஊரில் டென் ருபீஸ் இது இங்கே வந்து ரொம்ப குறைச்சி இருக்கும் பேசிக்காக இங்கே தான் வந்து முல்லை எடுத்து காட்டுங்க முல்லையை இந்த ஒரு சின்ன பேக்கெட் வந்து தௌ டூ தௌசண்ட் ருபீஸ் இந்த ஊரில் வெந்தயக்கீரை இது கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நம்ம இதுலேயே நல்லதாக பார்த்து எடுத்துக்க வேண்டியதான் இந்த தான் வந்து முருங்கைக்கீரை மட்டக்கீரைலாம் இருக்கிறதுக்கு இருக்கும் பட் uh, இன்னைக்கு முருங்கைக்கீரை சண்டேன்றதுனால புகையாக போட்டாங்க பூண்டு பாருங்க நல்லா க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டு ஓம்மா மணிக்கா மணிக்காதா அது எல்லாமே இங்கே தரப்போம் பாருங்க இப்படி தான் இருக்கும் தேங்காய் எப்பயுமே அப்படிதான் இருக்கும் இல்ல நம்ம ஊர்ல கொஞ்சம் நாறு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல இங்க அப்படியே ஃபுல்லா கிளீன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க என்ன நல்லா இருக்கு இந்த மொபைல் இது ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணிக்கலாம் வாங்க அனிகக்கம் Anika no no no no தேங்காய் நம்ம உடச்சி வாங்கிக்கணும் நம்ம வீட்டில் போய் உடைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது ஸோ இங்கேயே உடச்சி நல்லதாக நம்ம ஊர் நம்ம ஊர் ரஸ்க்கு ஒரு கலர் பார்லேஜி காடேஜ் வரேன்ப்பா இருக்குது ஆனால் நம்ம ஊர் மெக்சிகோலேருந்து வரும்னு வருது மெக்சிகோ தான் இல்லைம்மா ஃபைவ் டேஸில் நம்ம எல்லாமே சமைச்சிருந்தோம் sorry I need to get there that way. Sorry, thank you. இந்த மேங்கோ Wow rasgulla jaggery adhirasam மோகன் அதிர்சம் உனக்கு பிடிச்சது அதிர்சம் கோர்க்கு மைசூர் பாக் அது கருப்பட்டி மைசூர் கருப்பட்டி தானே அதான் வேணுமா ட்ரை ஃப்ரூட்ஸ் அல்வா ரவா ఆటో laddu three point nine nine அவரக்கா சின்ன சின்ன அவரக்கா இது நாட்டு அவரக்கான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நாட்டு அவரக்கா தான் போதும் அதிகம் டேஸ்ட்டாக இல்லை ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கு சக்கரவள்ளி கிழங்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சின்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சா சூப்பராக சின்னதா எடு சின்னது இல்லை இது அவ்வளோதான் சின்னது இப்போ நீங்கள் ஆலுவேரா நம்ம ஊர்லலாம் இது ஃப்ரீயாக ஈஸியாக எங்கே பார்த்தாலும் கிடைக்கும் இங்கே அது கூட காஸ்ட்லி விற்கிறாங்க இது வந்து இரநூறுபா நினைக்கிறாங்க நம்ம ஊர் ரேட்டுக்கு ஸோ நம்ம ஊரில் கிடைக்கும் போது ஈஸியாக நல்லா யூஸ் பண்ணுறோம் தோசைக்காய் இது தெலுங்காரங்க நல்லா நிறைய சாப்பிட்றாங்க ஸோ நம்ம தமிழ் ஆளுங்க வந்து அளவு இது சாப்பிட மாட்டாங்க மகன் அதுக்கு பதிலாக நம்மளுடைய நம்ம பழத்துக்கு வந்து பேக்கிங்லாம் போட்டு விற்கிறாங்கப்பா ஒரு எல்பி வந்து கொத்தவரங்காய் வாழைக்காய் சவுச்சோ வாங்கிக்கலாம் சவுச்சோ இங்கே நம்ம ஊர் சவுச்சோ சவுச்சோ గ్రీన్ పెప్పర్ ఆల్ ప్రియా పిక్కల్ మదర్ పిక్కల్ இவங்க சேனக்கிழங்கு இவ்வளோதான் இங்கே கிடைக்கும் நம்ம ஊர் வெஜிடபிள்ஸு ஸோ நம்ம ஊர் அளவுக்கு அந்தளவு நிறைய வெரைட்டிலாம் இந்த அளவுக்கு கிடைக்குதுல்ல அதுவே பெரிய விஷயம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் போகலாம் நம்ம ஊர் ஜோதிகாவோட இதயம் நல்லா ஜோதிகாவோட ஜோதிகா ஆடு வந்து இந்த இதயம் நல்லா கூட நம்ம ஊரில் கிடைக்குது ஜோதிகா கூட கோச்சிக்க மாட்டாரா அவரு சார் Thank you. வேர்க்கல் இது பச்சை வேர்க்கல்ல தான் இதில் பாருங்க இதுலயே வந்து வெரைட்டி தோல் எடுத்ததும் இருக்குது வறுத்தது தோல் எடுத்தது அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது நம்ம வீட்டில் போய் வறுத்துக்கலாம் இது எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க ஜிஞ்சர் பேஸ்ட்டு ரெடிமேடாக garlic paste ginger garlic paste இது எல்லாமே ரெடிமேடாக இருக்குது நம்ம அப்படியே யூஸ் இப்போ எல்லா வெரைட்டி ஊர்காவும் இருக்கு மாங்காய் லெமன் டொமேட்டோ கோங்குரா கோங்குரா கூட மாங்காய் மாங்காய் தொக்கு பெப்பர் ரசம் பேஸ்ட் கூட இருக்குது நம்ம அப்படியே வாட்டரில் மிக்ஸ் பண்ண ரசம் வந்துடும் போல கொத்தமல்லி தொக்கு ஸோ பேச்சுலர்ஸ்லாம் இந்த மாதிரி யூஸ் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ரெடிமேடாக எல்லாமே இருக்கும் புதினா தொக்கு கோங்குரா இதுதான் மோகன் கோங்குரா அது பிக்கல் இதுதான் ரைஸில் சாப்பிட்றது படத்துங்கள் படத்துங்கள் ஒன்று வீட்டுக்கு and sugar. Poli. You don't do that. Close dumpling here. Pav with masala. Sir ಮೇಲೆಲ್ಲ ನಿಮಗೆ ಕಾಫಿ ಮಸಾಲ பனவெல்லம் பாருங்க பாருங்கள் எவ்வளோ சேஃப்டியாக பாக்ஸ் எல்லாம் போட்டு செல் பண்ணுறாங்க நம்ம ஊர் பனவெல்லம் கருப்பட்டின்னு பருப்பட்டின்னு சொல்லுவாங்க வெள்ளம் வெள்ளத்துலேயே நிறைய வெரைட்டி இருக்குது இதெல்லாம் வத்தல் மணத்தக்காளி வத்தல் இது பாருங்க மணத்தக்காளி வத்தல் இதில் வத்தல் சமைச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம கூட வாங்கிக்கலாம் இது பாருங்கள் ஓமம் ஏலக்காய் பொடி கொரியாண்டர் பவுடர் நம்ம சர்பத்துக்கெலாம் போடுறது இதெல்லாம் மசாலா ஐட்டம் பெப்பர் கரம் மசாலா எல்லாமே இருக்குங்க புளி பாருங்கள் புளிலாம் இங்கே கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஏன்னா நம்ம ஊர்லேருந்து வரதுனால வெந்தயம் கரம் மசாலா ஏலக்காய் ஏலக்காய் இங்கே ஏலக்காய் சீட்ஸ் கூட கிடைக்கும் இது எல்லாமே மசாலா ஐட்டம் வெறும் red chilli powder coriander powder எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டாக இங்கே கிடைக்கும் சோம்பு டேலிஸ் இந்த கரம் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணியே இருக்குது நம்ம அப்படியே அரைச்சிட்டா இது கரம் மசாலா போடுறோம் ஜீரா சீரகம் சின்ன இருந்து பெரிய பேக்கெட் வரைக்கும் இது கூட இருக்குது மசாலா எல்ஜி பெருங்காயம் பருப்பு இதெல்லாம் வந்து மசாலா ஐட்டம்ஸ் Mm-hmm. பாசிப்பருப்பு கடலப்பருப்பு உளுந்து ஃபுல்லாக மேலே இருக்கிறது ஃபுல்லாக மசாலா ஐட்டம்ஸ் தான் சிக்கன் மசாலா எல்லா மசாலாமே இங்கே கிடைக்கும் மூந்தோல் மூந்தோல் சாதம் பட்டாணி பட்டாணி ரெண்டு கொண்ட கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை இந்த ஆர்கானிக் உளுந்தில் என்ன பெனிஃபிட்னா மாவு நிறைய வரும் நார்மலை விட இது ஆர்கானிக் ரெண்டு ரைஸ் வாங்க நம்ம ரைஸ் செக்ஷன் பார்க்கலாம் செக்ஷனுக்கு ஸ்நாக்ஸ் நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டமும் போய் பார்க்கலாம் என்னென்ன போட்டி போட்டி போட்டி சரியா போட்டி மிக்சரு வந்து என்னோட ஃபேவரட் முறுக்கு ரிங் ரிங் ரிங் நம்ம ஊருக்கு போக முடியல நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான் வேற வழி இல்லை ஆனந்த் பிராண்ட் ஸ்நாக்ஸ் வந்து நல்லா இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவே எங்கே அந்த மெட்ராஸ் மெட்ராஸ் மிக்சர் பாடி மசாலா இங்கே பாருங்க டைம் இருக்கு நம்ம ஊருக்கு இல்லை ஆனால் இங்கே தான் வந்து பண்ணி வைக்கிறாங்க நம்ம ஊரில் இது பாருங்க கெட்ரா இதெல்லாம் நம்ம ஊரில் பார்த்தோன்னா அந்த அளவு சாப்பிட மாட்டோம் ஆனால் இங்கெல்லாம் பாருங்க இதெல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க எல்லாரும் என்ன கண்டுபிடிங்க நல்லா பாருங்க பொறி உருண்ட ஒரு புது ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோம் முருகருக்கு அதை ட்ரை பண்ணிட்டு இதை ட்ரை பண்ணுவோம் நிறைய பிராண்டு நம்பூர் ஊர் பிராண்டு இருக்குது ஊரில் கம்மியாக கிடைக்கிற ஒரே ஐட்டம் ஆட்டா மட்டும் இந்த royal brand chef secret rice இந்த பிரியாணி ரைஸ் வந்து சூப்பரா இருக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரா லாங் பிரியாணிலாம் வந்து ரொம்ப லாங் ரைஸ் ரொம்ப என்னுடைய ஃபேவரட் ரைஸ் பிராண்ட் இது Sundin lawan Kaitan bigyan lang sa mer. Ito lang Raw rice. Thank you. இது பாருங்க முறுக்கச்சுலாம் நம்ம நிறைய பேர் கிடைக்காது இந்த பாம்பே பஜாரில் கிடைக்குது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு முறுக்கு என்ன வேணால் வாங்க வெயிட் பண்ணுறாங்க I told her. He wants to put in the house. Thank you, bye. Thank you. देखो चिंता number grey water wood water food வாட்டர்னு சொல்லுவாங்க கிரே வாட்டர் சொல்லுவாங்க இது இது இப்போ கருப்பட்டி மைசூர் பாக்கு இது எல்லா ஸ்வீட்ஸும் இருக்குது காஜு கப்பரை இப்போ அது ஃபேவரட் இப்போ நம்ம ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு ஸோ நம்ம ஊர் காய்கறிலாம் என்னென்ன கிடைக்குது யூஎஸ்ல அது ஃபுல்லாகவே நீங்களும் எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம ஊர் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குன்னு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் Whenever your heart is broken, don't ever forget your goal.